ஹலோ கைஸ் டுடே நாம் ஒரு வித்தியாசமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் and at the end of the video உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான இன்டர்ன்ஷிப்பையும் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் so welcome back to the new video of Aravind's motive edutainment without any delay let's get started AI or artificial intelligence AI அப்படின்னா என்ன சிம்பிளாக சொல்லணும்னா இட்ஸ் அ மிஷின் பார்க்குறதுக்கு ஹியூமன் மாதிரியே இருக்கும் அண்ட் ஆல்சோ ஹியூமன் பண்ணுற ஒர்க்கும் சரௌண்டை சென்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணும் just like our human brain ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எந்திரன் படத்தில் சித்தி ரோபோட்டை சொல்லலாம் நம்மளோட நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டெக்னாலஜி அண்ட் ஃபியூச்சரே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது ஏஐ பற்றி சொன்ன மாதிரி நம்ம சென்னையில் ஆறு காலேஜ் பசங்க has start and initiative to make the technology accessible or in short அவங்க ஃப்யூச்சர் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த கம்பெனி பேர் தான் ஸ்பினாக்கிள் டெக்னாலஜிஸ் இந்த private start up company started on February tenth twenty twenty two with official incorporation from MCA அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் கிட்டேருந்து அவங்களோட ஸ்டார்ட் அப் கம்பெனி இப்போ முகப்பெரிய இருக்குது அவங்க மோட்டோ என்னென்னா let's build a brighter future together இப்போ தே ஆர் ஹையரிங் இன்டர்ன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் வேர் டு ஸ்டார்ட்னு தெரில அப்படின்னு ஃபீல் பண்ணால் அவங்களோட இன்ஸ்டா ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் to join with them and create a bright future together by this internship you can also gain knowledge and work experience and இன்டர்ன்ஷிப்போட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் interested ones are asked to look in to it இதில் மெம்பர்ஸாக இருக்கிறவங்க காலேஜ் பசங்க என்றதாலே feel free to ask any doubts in their Instagram or in LinkedIn account any one from any domain can join in this internship like technical மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை இங்கே both technical and non technical டொமைன்ஸில் ஒர்க் பண்ணலாம் as per your interest and skill இதுதான் ஸ்பினாக்கல் டெக்னாலஜிஸோட ஒஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அண்டு uh, இதெல்லாம் தான் வந்து அவங்க அஃபிஷியலாக இன்கார்பரேட் ஆனபோது வாங்கின சர்டிஃபிகேட் அண்ட் இது அவங்களோட ஒர்க்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் உங்களால் பார்க்க முடியும் அண்ட் மெயினான திங் என்னென்னா இந்த ஒரு இன்ஸ்டாகிராமில் உங்களால் அவங்களோட கான்வர்சேஷன் பண்ண முடியும் அண்ட் ஸ்பின் ஓவர் ப்ராஜெக்ட் இதுனால் ரொம்பவே முக்கியமான அவங்களோட ப்ராஜெக்ட் அண்ட் uh, நிறைய விஷயங்களை இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரோல் பண்ண முடியும் அண்ட் திஸ் ஒன் அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எடுத்தது முன்னாடி சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காமல் இன்டர்ன்ஷிப் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் join and create a bright future together thank you for வாட்சிங்